அஞ்சு மணிக்கு வருவோம் நாலு மணிக்கு வருவோம் அப்புறம் நான் அஞ்சு மணிக்கு ஆறு மணி அஞ்சு நாலு அஞ்சுக்கு வீட்டுக்கு போயிடுவோம் பெரிய பேர் கலா ஒரு பத்து பதினஞ்சு வருஷமா மீன் அறியணும் அதுக்குமே மீன் வியாபாரம் அதே மீன் வியாபாரம் தான் காலு காலு ஆக்சிடென்ட் ஆகுது செம தலையில் தூக்கிட்டு நடக்க முடியாது ஆயிரம் ரெண்டாயிரம் நடக்க முடியாதெல்லாம் இது அறியாமலை போட்டு அஞ்சு ரூபா பத்து ரூபா நிறையா இருந்தால் ஆயிரம் ஐநூறு முந்நூறு நானூறு ஐநூறு இப்படி ஆயிடும் கஷ்டம் இருக்கு இடம் கிடைக்கல நீங்கள் எஸ்ஏ வந்து இங்கே இருக்க இது பண்ணணும் ஷெட்டு இருக்கு வாடகை ஷெட்டு ஆயிரம் ரூபாய் வாடகை எழுநூறு எழுநூற்றி ஐம்பது நாற்பது ரூபா முப்பதாயிரம் அந்த அமௌண்ட் அது வெளியிலேருந்து வந்தது அது இங்கே பிடிக்கல மாதம் ரெண்டாயிரம் கட்டணும் ரெண்டாயிரத்தி இரநூறு கட்டணும் அப்படி குறைஞ்சி குறைஞ்சி குறைஞ்சி வரும் இருபத்தி நாலு மாதம் கட்டணும் அதை வாங்கி அது இங்கே போட்டு இப்படி எடுத்து சம்பாதிச்சு அப்படி கட்ட வேண்டியது கேஜி இதாகும் இப்போ நாற்பது ரூபா வாங்கினா நாற்பது ரூபா வாங்கினா எவ்வளோ அத்தை நூ நூற்றி இருபது ரூபா போடுங்க அத்தை நூற்றி நூற்றி ஐம்பது ரூபாய் ஒரு கேஜி நூ நாற்பது ரூபான்னு வாங்கினா நம்ம நூற்றி ஐம்பது ரூபா விற்றாகும் லேபர் இருக்குது லேபர் மட்டும் கிடையாது சால்ட்டு அது லேபர் கூலி டிஃபனு காஃபி எல்லாம் இது ஏற்றி வண்டி அவங்க எல்லாமே பண்ண எவ்வளோ வரும் ஒன்றுத்தில் பத்து ரூபாய் கேட்க வயிற்று வயிற்று போய் டாக்டர் போக வேண்டாம் வேறு ஒன்றும் கிடையாது வயசு கொண்டு கட்டிக்கின்னு அஞ்சு புள்ள பெற்ற அப்புறம் வந்தேன் என்ன வயசு அப்போ எனக்கு எழுபத்தஞ்சு வயசு அப்பா வாலிபம் ஒரு இருபது முப்பது வயசு இங்கே வரக்குள்ள ஊடி என் கட்டினா அங்கே போகுது வீணாபிச்சு அதனால கட்டுது எப்பா கோழி கோழி தீவனிக்கு தேன் வைக்க முடியாது நாலு லாரி சென்று ஒரு மூட்டை போடலாம் நாலு லாரி சென்று ஒரு மூட்டை போடலாம் கிலோ கணக்கில் உப்பு போடணும் மருந்து போடணும் அதில் புழு வச்சு பாஞ்சு கிலோ பத்து கிலோ எப்படி மாற்றி மாற்றி மாற்றி தெரியும் ரிட்ரேஸ்மெண்ட்லேயே கொடுத்துட்டோம் ஏன்பா நாங்கள் கம்பெனியில் தான் அடி எடுப்போம் நூற்றி இருபது ரூபாய்க்கு எடுக்கிறோம் அங்கே பத்து பத்து இல்லை இருபது இந்த மாதிரி சேல்ஸ் தான் பண்ணியிருக்கோம் அவ்வளோதான் இதுக்கிடையே ஒரு இருபது வருஷமாக பண்ணிட்டு இருந்தோம் மாமனார் பண்ணிட்டு இருந்தாங்க இப்போ நாங்கள் செஞ்சுக்கிட்டு இருக்கோம் நாங்கள் நாங்கள் வந்து ஒரு மூணு வருஷம் ஆகும் கூட ஒரு ஹெல்ப்புக்கு ஒரு ஆள் வச்சுருக்கோம் வீட்டில் என்ன செய்வாங்க சாப்பாடு தான் செய்வாங்க இது இப்போ நான் ஒரு ஆறு வருஷமா தான் அக்கா கூட இருக்கு அடுத்த அக்கா இருக்குது நாலு ரெண்டு பசங்க தான் மாமி நாங்கள் இங்கே பத்து பெண்களுக்கு முப்பது ரூபாய் தான் நாற்பதுலேயும் தருவாங்க முப்பதுலையும் தருவாங்க ஆ மீனும் டெய்லியும் மீன் குழம்பு மீன் குழம்பு அக்கா நான் வேலை செய்வேன்